ஃபஸ்ட்டு நம்ம விச் இறக்கலான்னு நினைக்கிறேன் இந்த சைடு ஒரு மூணு விச் இறக்கலாம் அது பின்னாடி ஒரு ரெண்டு ஈலஸ்ஸு அதேமாதிரி நம்ம லெஃப்ட் சைடில் ஒரு மூணு விச் அனுப்பலாம் அது பின்னாடி ஒரு ரெண்டு ஈலஸ்ஸு இந்த இடத்துல நடுவில் நம்ம கோலம் அட்டாக் பண்ணலாம் கூடவே ரெண்டு விச் அமைச்சிங்கன்னா கொஞ்சம் இதுவாக இருக்கும் அது விசால் கூட இதுக்காக இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கிளான் காஸ்டில் அடிக்கிறதுக்கு உள்ளே போக போகிறோம் டவுனால் அடிக்க அதனால ஜம்ப் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஜம்ப் ஸ்பெல் ஜம்ப் ஸ்பெல் போட்டாச்சு இது தாண்டுவோமான்னு பார்க்கலாம் தாண்டுறோம் ஜம்ப் ஸ்பெல் இதோட ஒரு ரேட் ஸ்பெல் ஒன்று போட்டால் உள்ளே அட்டாக் பண்ணிட்டு வேகமாக போகலாம் நம்மக்கிட்ட ட்ரூப்ஸ் இல்லை கோ பவுலர்ஸ்லாம் இல்லை அப்படி இருந்தாலும் அட்டாக் பண்ணுறோம் பார்க்கலாம் உள்ளே போகிறோமான்ட்டு இன்னொரு ஜம்ப் ஸ்பெல் போட்டிருக்கோம் தாண்டிட்டாங்க டவுனால் அட்டாக் பண்ணுறோம் பண்ணி முடிப்போமான்னு தெரில டவுன் ஆல் அட்டாக் பண்ணியாச்சு பார்பரியனோட இது யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் எபிலிட்டி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் பார்பரியன் கிங் காலி ஆர்ச்சர் குயின் மட்டும் இருக்காங்க அதுக்கடுத்து இந்த பக்கம் கொஞ்சம் விச்சஸ் இருக்காங்க ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் அந்த விச்செல்லாம் காலின்னு நினைக்கிறேன் அவங்க உள்ளே ஏறிட்டுருக்காங்க நம்மக்கிட்ட இன்னும் ஒரு இந்த ஸ்பெல் இருக்குது பலூன்ஸ் இருக்குது கிளான் கேஸ்டல் பலூனு மூணு ஆர்ச்சர் இருக்காங்க ஆர்ச்சர் ஏர் டிஃபென்ஸை இது பண்ணுமான்னு தெரில ஆர் டிஃபென்ஸை பண்ணிடுச்சு காலி பண்ணிடுச்சு நம்ம குவீன் எபிலிட்டி யூஸ் பண்ணிட்டோம் குவீனை வச்சு குவீனுக்கு வந்து ஈலை செல் பண்ணுறாங்க இது ஆகிறதுக்கு ஈல் ஆகிறதுக்கு ஈல ஒரே ஒரு ஈலர் தான் இருக்குது அங்கே பலூனை கரெக்டான வேலையை பண்ணிட்டுருக்கு எல்லா டவரையும் விசர் பாம் இதுவே அழிச்சிட்ருக்கு இங்கே கொஞ்சம் கீழே பார்த்தீங்கன்னா இந்த சைடு ரைட்டில் பார்த்தீங்கன்னா விட்ஸ் எல்லாம் உள்ளே அட்டாக் பண்ணி போயின்னே இருக்குது ஆர்ச்சர் குயின் காலி ஆகிட்டுருக்கா எந்த நம்மக்கிட்ட ஒரு ஒரு பாய்சன் ஸ்பெல் இருக்குது இப்போ விச்சு விச்சு தான் முடிக்குமா முடிக்காதான்னு தெரில பார்க்கலாம் விச்சு மோட்டார் கிட்டே போகுது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் மோட்டரை முடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் முடிச்சிருச்சு மோட்டரை முடிச்சிருச்சு அந்த சைடு ஒரு ரெண்டு ஆர்ச்சர்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் விட்டுட்டே இருக்காங்க இந்த சைடு கெனானை சுடுது வச்சு ரெண்டு வச்சு டைமுக்குள்ளே முடிப்போம்மா முடிப்போம்னு நினைக்கிறேன் ஓகே முடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன் மூணு ஸ்டார் செவன் லேக் கோல்டு பார்த்துக்கோங்க எலிக்சர் ஒரு த்ரீ லேக் மேலே தான் இருந்தது நல்ல லூட்டு பாய்சன் ஸ்பெல் எதுக்கு போட்டுன்னு தெரில